வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கலைக்கண்ண இது உங்கள் கேகே டமிடெக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கொரோனா பீரியடுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் என்னோடய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம் ஸோ இந்த டைமில் எந்த ஒரு கடையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அது ஏன்னா கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த டைமில் நிறைய பேர் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் கஷ்டப்படுவாங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஸோ எப்படி நம்ம மொபைல் மூலமாக ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மூணு நிமிஷம் தான் இருக்கும் ஸோ கடைசி வரையும் பாருங்கள் ஸோ கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நம்ம லைக் ஆர் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ தேவையானது வந்து உங்களுக்கு வந்து credit card debit card UPI account or net banking account இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் பேடிஎம்னு சர்ச் பண்ணி பேடிஎம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து லாக்கிங் ஆப்ஷன் கேட்குது நான் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போய் எனக்கு லாக்கிங் ஆப்ஷன் மேலே இருக்குது டேப்பில் லாக்கிங் பேடிஎம்னு இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் லாக்கிங் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அக்கௌண்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன அக்கௌண்ட் இருக்குது ஸோ நான் லாக்இன் பண்ணியிருக்கேன் லாக்இன் பண்ணிட்டேன் பேடிஎம்மோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதில் ஃப்ரண்ட்டில் ப்ரோஃபைடு ஸ்போர்ட்ஸ் ப்ரைடுன்னு ஒரு மொபைல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியல பிளாக்காக கிடையாது பேடிஎம்மில் பேடிஎம்மில் செக்யூரிட்டி இருக்குது அதனால் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியல நான் எப்படி பண்ணுறதுன்னு வாயில் சொல்லிடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சேஜில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் நம்பர் கேட்கும் ப்ரொஃபைடு ப்ரொஃபைடு மொபைல் ரீசார்ஜ் ஒரு கேட்டகரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைடு அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கார்டு சீட்டை எடுத்துக்கலாம் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் கேட்கும் அப்புறம் உங்கள் சிட்டி கேட்கும் அந்த தமிழ்நாடு சென்னை பாண்டிச்சேரி சிம்மோட கண்ட்ரி எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கங்க நம்பருக்கான ஆஃபர் இருக்கும் அதை நீங்கள் ப்ரூஸ் பிளான்னு ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பெஸ்ட் ஆஃபரும் மார்க்கெட்டிங் ஆஃபரும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் மினிமம் தேர்ட்டி ருபிலேருந்து மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம் அடுத்தது ப்ராசஸ் டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் பேமெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் credit card or debit card UPI account net banking உங்கள் ஐடியா லாக்கின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பேடிஎம்மில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் கவலைப்படாமல் ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்